வணக்கம் நண்பா இது உங்கள் ஆர்ட்ஸ் ஆஃப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்கு அப்படி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் தம்பில் பார்த்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆமாம் அன்னை தெரசாவோட பெயிண்டிங் தான் இந்த பெயிண்டிங் நான் என் கையால் முழுக்க முழுக்க என் கைப்பட வரைஞ்சது வாங்க இந்த நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட வர அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இது போன்ற உங்களுக்கு வேறு பெயிண்டிங்ஸ் வேணும்னா நம்ம சேனல் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது கூட இந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி Subscribe to channel for more videos.